Hi guys welcome to AKS games நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரீ டைமண்ட் எப்படி நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெய்லி ஃப்ரீ டைமண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணால் அந்த ஆப் இருக்கும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இப்போது ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது இதில் நிறைய வந்து டைமண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இதில் வந்து டாஸ்க் மாதிரி வந்து டெய்லியும் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஸ்பின்னும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெப்பன்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தராங்க இது இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் ஐடியை நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் இப்போது ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம் வாங்க போகலாம் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இப்போது நம்ம எடுத்த உடனே பார்த்தோன்னா spin task diamond give away cheap diamonds weapons tips and trick பற்றி இருக்குது இதில் நம்ம ஸ்பின் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஸ்பின் வந்து இப்படி தான் இருக்கும் ஸ்பின்னை நீங்கள் டச் பண்ணோடனே இந்த வீல் வந்து சுற்றும் இந்த வீல் வந்து எதுக்கிட்ட நிற்குதோ அது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம ஸ்பின் பண்ணலாம் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமண்ட் கிடச்சிருக்கு பார்க்கலாம் இன்னொரு ஸ்பின் பண்ண முடியுதான்னு இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆரோ மார்க் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் இப்போ நம்ம மறுபடியும் ஸ்பின் பண்ணலாம் என்ன விழுதுன்னு பார்ப்போம் oops better luck next time so வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு தடவை ஸ்பின் பண்ணுவோம் ஒரு ஒரு ஸ்பின்னுக்கு நடுவிலுமே ஆட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு இப்போது ஸ்பின் பண்ணலாம் கண்டிப்பாக டைமண்ட் ஊர் நினைக்க ஓ பரவாயில்ல த்ரீ டைமண்ட்ஸ் அதில் ஒரு டூ டைமண்ட்ஸ் மொத்தம் இப்போ நம்மக்கிட்ட ஃபைவ் டைமண்ட்ஸ் இருக்கணும் வாங்க வெளியே போயிட்டு பார்க்கலாம் amazing app. It's called Cash 'em All. There are so many amazing games I can choose from and play anywhere I go. What's even more amazing is plus win win பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டைமண்ட்ஸ் இப்போ ஒரு டூ டைமண்ட்ஸ் வின் பண்ணியிருந்தேன் மொத்தம் டோட்டலாக டென் டைமண்ட்ஸ் இப்போ எனக்கு டென் டைமண்ட்ஸ் வந்துருக்கு வாங்க நம்ம அடுத்த டாஸ்க்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எப்படி வித்ட்ரால் பண்ணுறதுன்னு பற்றி சொல்கிறேன் நடு வித்ட்ரால் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வித்ரால்ன்றது ஆப்ஷனை இப்படி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இதில் மொத்தம் எத்தனை டைமண்ட்ஸ் அப்படின்னா டூ தௌசண்ட் டைமண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்பின் பண்ணி நீங்கள் டூ தௌசண்ட் டைமண்ட்ஸை வின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் ஐடியை ஐடியை யூ யூஐடியை நீங்கள் காப்பி பண்ணி இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் ரீடீம் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாகவே போயிடும் இப்போ என்கிட்ட வந்து டென் ரூ டென் டைமண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் இப்போ என்னால் வித்ட்ரால் பண்ண முடியல அதே மாதிரி நீங்கள் two thousand or four thousand டைமண்ட்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா சப்போஸ் அது நீங்கள் ஐடியை வந்து போட்டுக்கலாம் பட் ஆனால் இது எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அதே மாதிரி இதில் வந்து ஸ்பின் பண்ணுறது மட்டும்தான் இல்லை டைமண்ட் கிவ்அவேவும் இருக்குது அதாவது டைமண்ட் எப்படி கிவ்அவே பண்ணுறாங்கன்னா win four thousand diamonds every week to if you want to participate complete this two requirements and have chance to win four thousand diamonds every week அதாவது நாலாயிரம் டைமண்ட்ஸை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து எடுத்தீங்கன்னா ரெண்டு ரெக்யூர்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குன்றாங்க அதாவது இவங்களுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியும் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஆப்பை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணவும் சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணோம்னாக்கா ஃபோர் தௌசண்ட் பீப்புள்ஸ்க்கு அதாவது ரெண்டு பேருக்கு four thousand rupees sorry four thousand diamonds வந்து அவங்க வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல அடுத்து சீப் டைமண்ட்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது அப் வெப்சைட்னு இருக்குது இந்த டாப்அப் வெப்சைட்டில் ஜேம்ஸ் கரிடோ மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் இருக்க மற்ற வெப்சைட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ட்ரூன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஒரு வேளை இந்த வெப்சைட்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரியா இருந்தால் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதில் ஏதோ ஓப்பன் ஆகுதான்னு பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆக லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதில் உங்களுக்கு தெரிஞ்சு எந்தெந்த ஆப்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வந்து டைமண்ட் எடுக்கலான்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்மளுடைய ஈவெண்ட்ஸ் நம்மளுடைய அபவுட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வீக்லி வீக்லி நம்மளுக்கு வந்து சண்டே டோர்னமெண்ட் நடக்கும் அதே மாதிரி வீக்லி ஒரு டென் மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் ஏர் ட்ராப் இருக்கோ அதாவது ஏர் ட்ராப்னால் டென் ருபீஸ் ஆர் தேர்ட்டி ருபீஸோடைய ஈவெண்ட்ஸ் ஏர் ட்ராப் யாருக்கு இருந்திருக்கோ அவங்களுக்கு வந்து ரிடீம் கோடு எடுத்து தரப்படும் அதாவது வீக்லி டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அதுவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு டென் கமெண்ட்ஸ் யூசர்ஸ்க்கு மட்டும் இந்த கிவ்அவே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு நாம் இப்போ பார்க்கலாம் இங்கே இதோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் நம்ம ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுவோம் இதில் எல்லாமே டைமண்ட்ஸு விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் இதில் starting rate thousand four fifty thousand four hundred twenty nine அந்த மாதிரி தான் இருக்குது இதில் நான் உங்களுக்கு என்னென்னா கேம்ஸ் கரிடோ கொஞ்சம் ட்ரஸ்டட் ஆப்ஸ்ன்னு நினைக்கிறேன் கேம்ஸ் வெரிடோ அப்புறம் இதுக்கு மேலே இன்னும் ஆப்ஸ் உங்களுக்கு தெ எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் தேங்க்யூ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ